மனசெல்லாம் மழையே நனைகிறேன் உயிரே என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாகும் உயிரே உயிரே என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய் என்னாகும் உயிரே பேரே இரவில் வந்தது சந்திரனா என் அழகே வந்தது உன்முகம்தான் வெண்ணிலவோ வாழ்ந்ததும் தேந்திடுமே உன் அழகோ தேந்திடாது வெண்ணிலா மகளாய் நீயும் நானும் பிறந்திடலாம் உலகையே மறுக்கலாம் முகிலாகி அங்கும் இங்கும் மூஞ்சலா கலக்கி குறைந்து விட்டால் காலம் நேரம் மருந்திடுமே வானிலை மாறுமே முகிலாகி எங்கும் இங்கும் மூஞ்சலா